ஜி டூ ஜி த்ரீன்னு இருக்கு அதுக்கு நேராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க G one two G three என்னன்னா கிளிட்டர் ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க எம் ஒன் எம் டூன்னு சொல்லி போட்டுட்டு அதுனா என்னன்னா மஸ்காரா ஸோ இதே மாதிரி அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் நேமு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பாக்ஸ்லேயே நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாது நானே இப்போ தான் இனிஷியலாக நான் இதை ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ வாங்க அதுக்காண்டி தான் நான் இந்த மேக்கப் கிட் வாங்கினேன் இந்த மேக்கப் கிட்டோட ப்ரைஸ்னால் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் பட் இது டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தபிள் தான் இப்போ வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம் இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க கண்ணாடியை பாருங்க அந்த மிரர் எவ்வளோ பெரிய சைஸா இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு ரெண்டு சைட்லயும் உள்ளது வந்து ஐ ஷேடோஸ் இந்த சைடுல ஒரு டுவெல் கலர்ஸ் இருக்கு இந்த சைடுல ஒரு டுவெல் கலர்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு தேவையான ப்ரஷஸ் நம்ம மேக்கப் பண்றதுக்கு உள்ள ஐ ஷேடோ பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு மேலே இருக்குது ஃபோர் ப்ரஷஸ் இருக்குது இந்த சைடு உள்ளது வந்து இது வந்து ப்ரஷ்ஷு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓகே பட் இதில் இருக்கிறதுக்கு உள்ளான ப்ரைஸுக்கு உள்ள ப்ரஷஸ் இருக்கிறது பெரிய விஷயம் நம்ம இதை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிட்டோம்னா மொத்தம் one two three four four lipstick வச்சுருக்காங்க இது லிப்ஸ்டிக்கு ஸோ இதில் ரெண்டு மஸ்காரா ஒன்று பாருங்க டார்க் கலரு ஒன்று டார்க் கலர் மஸ்காரா இன்னொன்று ப்ளூ கலர் மஸ்காரா ரெண்டு கலர்ஸ் இருக்குது இதில் மஸ்காராக்கு அப்புறம் இதில் ஐ பென்சில் ஐ பென்சிலையுமே டூ கலர்ஸ் இருக்குது நீங்கள் பாருங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று பிளாக் ஸோ ஓகே நம்மளுக்கு இந்த சின்ன பாக்ஸ்க்குல நம்மளுக்கு தேவையான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இதில் இருக்கிறதே பெரிய விஷயம் இது என்னென்னா லூஸ் பவுடர் இதை ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பாஞ்சு ப்ளஸ் அதோட லூஸ் பவுடர் வச்சுருக்காங்க தென் இந்த லூஸ் பவுடருக்கு அப்புறம் இதில் நம்ம சைடில் நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதில் சைடில் அதே மாதிரி ரெண்டு ரேக் இருக்குது இந்த ரேக்கை நம்ம ஓப்பன் பண்ணணும் எதுக்கு உள்ளதுன்னா இது வந்து லிப் கிளாஸு பாருங்க அழகான கலர்ஸ் ஆக்சுவலி எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது வந்து லிப் கிளாஸஸ் இது என்ன அப்படின்னா பிளஷ் பவுடர் ஸோ அதுக்கு தேவையான ப்ரஷ் இங்கே வச்சுருக்காங்க நம்ம லிப் கிளாஸ்க்கு உள்ளதுக்கு குட்டி சைஸில் ஸ்மால் சைஸில் ரெண்டு ப்ரஷ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இன்டீரியர் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து காம்பேக்ட் பவுடர் ஸோ அதுக்கு தேவையான ப்ரஷ்ஷஸ் இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்கு ஹோப்பு இது எதுக்கு உள்ளதுன்னா நம்மளோட ஐப்ரோக்கு உள்ள ஹோம்பு இது அதோட ப்ரஷ் பாருங்க என்ன க்யூட்டாக இருக்குண்ணா ஸோ இவ்வளோதான் இதை நம்ம அகெயின் நம்ம எங்கே போனாலும் நம்மளால ஈஸியாக கேரி பண்ண முடியும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள எல்லா ஐட்டம்ஸும் ஒரு சின்ன பாக்ஸ்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள் இது நல்லா ஸ்லைடிங் இதுதான் சாரி இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இது என்னன்னா இதுதான் ஃபவுண்டேஷன் இது கேக் மெத்தடில் கேக் ஃபார்மில் வச்சுருக்காங்க நீ பாருங்கள் இது நம்ம பாருங்கள் கேக்கி அப்பியரன்ஸில் இருக்குது இது என்னன்னா இதுல த்ரீ கலர்ஸ் இருக்கு ஃபவுண்டேஷன் கிரீம் வந்து த்ரீ கலர்ஸ்ல வச்சிருக்காங்க ஸோ அது பக்கத்துல இது இருக்கிறது இது மூணு கலர்ஸ் என்னன்னா கிளிட்டர் பாருங்க ரொம்பவே நல்லா ஷைனிங்காக இருக்கு ஸோ இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இதோட ரிவ்யூ சொல்கிறேன் அடிஷ்னலாக இதில் ஹோம் வேறு வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு மேக்கப் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போனாலே எந்த ஃபங்க்ஷனில் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக நம்ம நல்லா ஈஸியாக மேக்கப் பண்ண முடியும் இது வாங்கி இது ரிவ்யூ கண்டிப்பாக நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் பட் இதுதான் என் லைஃப்லேயே நான் காஸ்ட்லியாக வாங்கின ஃபஸ்ட்டு மேக்கப் கிட்டுன்னு சொல்லலாம் இதை நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் okay friends thank you so much next வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதை நம்ம அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்